Thank you. எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னையிலேருந்து வரேன் என் பேர் தாரா நான் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மணிக்கணக்காக சிக்ஸ் ஹவர்ஸு எயிட் ஹவர்ஸ் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதிலே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் எனக்கு என் ஃப்ரெண்டு கீதா தான் வந்து எனக்கு வந்து இது மாதிரி இது ஒரு ஒரு இது இருக்குது இந்த பகவத் ஐயாவுடைய இது இருக்குது நம்ம அதை அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி இது வந்தால் நமக்கு வந்து ஒரு எண்டு சொல்யூஷன் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்தேன் அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு கிடச்சிடுச்சு வந்து எப்போ எப்போ மற்றதுலலாம் வந்து மெடிடேஷன்லாம் இது எண்ணத்தை கவனிச்சிட்டே இருக்கணும் இப்படியே தான் என்னை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட்லாம் வந்து என்ன நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்து ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு இப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஜாலியாக ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எனக்கு மேடம் சொன்னதும் எனக்கு கடைசியாக வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு இங்கே இருக்கிற எல்லா இவங்களுக்கும் ரொம்ப நன்றி நான் யூடியூப் ரொம்ப பார்த்தது இல்லை நான் வந்து இங்கே அட்டன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன் கீதா எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஆனாலும் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு பார்க்கலான் இருந்தேன் இங்கே வந்ததில் எனக்கு நல்ல ஒரு இது இதுவே கிடச்சிச்சு சொல்யூஷனே கிடச்சிச்சு அவ்வளோதான் எல்லாருக்கும் நமஸ்காரம் என் பேர் கீதா நான் சென்னையிலேருந்து வரேன் நானும் என் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம் நான் வந்து கேஷுவலாக தாரா மேம் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தோம் அதில் நிறைய ஹவர்ஸ் மெடிடேஷனுக்கு உட்கார்ற மாதிரி இருக்கும் அது ஒரு நாள் பண்ணலைன்னா ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துடும் இன்றைக்கி பண்ணலையே அப்படின்ட்டு ஸோ அதுவே கேரி ஹோல் டே கேரி இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் எதேச்சையாக யூடியூப்பில் அது எனக்கு இது கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்குது நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்லேருந்து இந்த பாத்தில் இருக்கேன் இந்த ஆன்மீக பார்த்தல இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஒரு நாள் தியானம் பண்ணலை இல்லை ஒரு நாள் வாக்கிங் போகல இல்லை எக்ஸசைஸ் பண்ணலை எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபீல் இருக்கும் அது அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இது யூடியூப்பில் பகவத்தையா அவங்களுடைய வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிட்டு என் ஹஸ்பண்ட் இப்போ அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ போய் ஆகணும்னு அப்படி தான் நான் வந்தேன் இதில் ஃபஸ்ட்டு அதுக்கு பகவத் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் நான் நல்லா எனக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கு அப்புறம் நம்ம வாலண்டியர்ஸு எங்கள் டீம் ஜீவமணி அண்ணா சரவணன் அண்ணா இந்திரஜித் அண்ணா அப்புறம் அவங்க மிஸ்ஸஸ்ஸு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதாவது ஒரு அப்பா அம்மா குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி எனக்கு கடலில் தண்ணி வருது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்புறம் கிளாஸில் வந்து திங்கிங் அண்ட் தாட்டை அந்த அகம்புறம் பற்றி பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா கிளாரிட்டி கிடச்சிது கடைசியாக ஞானம்ன்றது நமக்கு அறநொடியில் நம்ம நமக்கு அது வந்து கிடச்சிது எனக்கு கிடச்சிருக்கிறது நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஞானம்ன்றது ஒன்றும் இல்லை அது அப்படியே ஃப்ரீயாக இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரீவில் தான் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு புரிதலில் நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்